என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது நான் நிறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் நான் அவெஞ்சர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த குடும்பம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சில தப்பு பண்ணிட்டேன் இந்த உலகத்துக்காக நான் என்னை மாற்றிக்கணுமா இல்லை நான் நானாகவே இருந்திருக்கணுமா இது தொடங்கின இடத்துக்கே திரும்ப போகணும் இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நீ நினைக்கிறேன் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு ஏன்னா என்னோட பொண்ணுங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப தைரியசாலிங்க எங்களை மன்னிச்சிரு எங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும்தான் செஞ்சோம் வேற எந்த தப்பு எல்லாமே போய் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நிஜம் அதுவும் எனக்கு நீங்க தான் எல்லாமே நீ போய் அவளை இங்க கூட்டிட்டு வா சீக்கிரம் சீட் பெல்ட் போடு அம்மா மாதிரி ரூல்ஸ் போடாத ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன் இனி நான் எங்கேயும் ஓடுறதா இல்லை பிளாக் விடோ ஜூலை ஒன்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்